அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதிரிகளை முடக்கும் அற்புத மூலிகையை பத்தி பார்க்க போறோம் இதுங்க முடக்கிறதுனா என்னங்க கை கால் கட்டி போடுறதுங்களா இல்ல ஏதாவது மாந்திரிகம் பண்றதா அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு சின்ன டெக்னிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எதிரி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆனா அவங்க உடல் ரீதியா பாதிக்கப்படுவாங்க அப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம் அதுக்கான டெக்னிக் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்னன்னு பாக்கலாங்க இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறது சாம்பிராணியில பொடி பண்ணி போடணுங்க அது என்ன விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி விதை இதுதான் வந்து மருதாணி விதை இந்த மருதாணி விதையை வந்து யூஸ் பண்ணி பொடி பண்ணி சாம்பிராணி பால் சாம்பிராணி போடும்போது இதையும் சேர்த்து போடுங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வளர்பிறை வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சு ஏழு நாட்கள் செவன் டேஸ் செய்யணும் அந்த ஏழு நாட்கள் நீங்க செய்யும் போது ஆரம்பிக்கும் போது வெள்ளிக்கிழமையில ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு நம்ம வாசல் முன் வாசல் வழியா நீங்க ஆரம்பிச்சு அந்த சாம்பிராணி புக நீங்க கண்டினியூஸா ஹாலுக்கு சாமி room kitchen room bedroom bathroom உட்பட எல்லா இடத்துலையும் காட்டுங்க காட்டி முடிச்சுட்டு கடைசியா வந்து வாசல் கால்கியம் வாசக்கால் இருக்கு இல்லைங்களா அதுல ஒரு தடவை காட்டிடுங்க காட்டிட்டு சாமி கிட்ட உங்க இஷ்ட தெய்வத்தை எந்த தெய்வத்தினாலும் வேண்டிக்கலாங்க உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு எனக்கு யார் அந்த எதிரி எனக்கு யார் கெட்டது நினைக்கிறாங்க கெடுதல் செய்யறாங்க இல்ல செய்வினை பில்லி சுனியம்ல யார் வச்சிருக்காங்க எனக்கு அதெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க அதுக்கு சில பேர் அதுக்குன்னே சில பேர் இருக்காங்க அதை நம்ம நம்மள தொழில் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்க பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க அவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மருதாணி விதை அதை பவுடர் பண்ணி பால் சாம்பல் கலந்து வாசல்ல இருந்து எல்லா இடத்துக்கும் காட்டிட்டு மறுபடியும் வாசல்லே வந்துருங்க அங்க காட்டிட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு யார் எனக்கு கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க வரும்போது ஏழு நாட்கள் நீங்க செய்யணுங்க அந்த செவன் டேஸ் நீங்க செய்யும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பா அந்த ஏழாம் நாள் இல்ல பத்தாவது நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு யாருன்னு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்ல மன ரீதியா பாதிக்கப்பட்டு ரொம்ப துன்பத்தை அனுபவிப்பாங்க உடல் ரீதியா அதிகமா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அப்பயே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்க தான் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்க அதுக்கான சின்ன டிப்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்கேன் இது செஞ்சு முடிச்ச வாட்டி அடுத்த வாரமே கணபதி ஹோமமும் லக்ஷ்மி ஹோமமும் வீட்டில் செய்யணும் ஏன்னா இந்த காரியங்கள் நீங்க செய்யும் போது கெட்ட துர்சக்தி இருந்தாலும் வெளியே போயிடும் அந்த பவர் இருக்கு வீட்டில் ஒரு தீய சக்திகள் இருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் வெளியேறிடும் அதனால நீங்க புதுசா ஆரம்பிக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதை செஞ்சுட்டு இது மாசம் மாசம்லாம் செய்ய தேவையில்ல ஒரு தடவை செஞ்சா போதும் ஏழு நாட்கள் செஞ்சு முடிச்சுட்டு மர அடுத்த வாரம் கணபதி ஹோமமும் லக்ஷ்மி ஹோமமும் நீங்க கண்டிப்பா செய்யணுங்க கணபதி ஹோமமும் லக்ஷ்மி ஹோமமும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் அவங்க கொடுக்க அந்த கலசத்தை வச்சு தீர்த்தம்ல கார்னர் டு கார்னர் நீங்க தெளிச்சுட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக மீண்டு வரதுக்கான நூறு சதவீதம் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்